hello little dragons welcome back you channel நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது மற்றும் கேட்டுக்கொண்டு இருப்பது த்ரீ இடியட்ஸ் கேம் பிளே நான் உங்கள் ட்ரேகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நார்த் அமெரிக்கா சர்வர் அதாவது இப்போ தான் ஆட்டியை போட்டேன் பக்கத்தில் இதோட லக்கி ராயில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா ஆரம்பமே நல்லா அமர்க்கலமாக காட்டுறாங்க ரெட் இது ப்ளூ ஏஞ்சலிக் பேண்ட் வேறு லெவல் இல்லை என்ன இது வந்து எனக்கு வந்து எப்படி சொல்கிறது நான் வந்து ஒரு பக்கு ஒன்று வச்சு ரெட் ஏஞ்சலிக் பேண்ட் எடுத்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து மெயில் வெர்ஷனுக்கும் போடலாம் ஃபீமேல் வெர்ஷனுக்கும் போடலான்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிய ஞாபகம் இல்லை ஒரே வாட்டி தான் போட்டேன் அதுக்குள்ளேயே தூக்கிட்டாங்க அது எனக்கு இப்போ வந்து அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து மெயில் வெர்ஷனில் ஒன்று ஃபீமேல் வெர்ஷனில் ஒன்று இருக்குது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இது வந்து மெயில் வெர்ஷன் வந்து angelic pant blue angelic pant வந்து அதே இதுவும் டவுன்லோட் ஆகினிருக்கு ஆ இது வந்து ஃபீமேல் வெர்ஷன் மா தனித்தனியாக வருது இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியாது இல்லை ரெண்டும் காமனாக வர்ற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏன்னா இதெல்லாம் எடுக்கிறது வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்புறம் இது நான் bundle oh my god samurai panda நல்லா தான் இருக்கும் பட் இருந்தாலும் நமக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நம்ம அப்படியே தனியாக வந்துடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏஞ்சலிக் பேண்ட் இட்டுருக்காங்க அதாவது ப்ளூ ஏஞ்சலிக் பேண்ட் ஓகே அடுத்து ஃபேடட் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது பேர் வரல எக்ஸமைட் எயிட் வந்திருக்கு அப்புறம் தேவையானதாடி மூல மந்திரங்கள் என்னடா இது லூட் பாக்ஸு இது பேராஷூட்டு ரெண்டு டைமண்ட் ராயல் வவுச்சரு அப்புறம் இது ஏதோ நைட் பேந்தர் இதான் லூட் கிரியேட்டு அப்புறம் க்ரோஸ் தின்னு அப்புறம் இது ஒரு அஞ்சு என்ன அது பேர் ஸ்டோனு அப்புறம் டைமண்ட் ராயல் டைமண்ட் ராயலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டே இருக்கிற அதே மண்டல் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு எமௌண்ட் இருக்குது இதில் இருக்கிற பண்டர்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது ஜெகஜோதியாக நமக்கும் இருக்குது இதெல்லாம் கண்ணிலே காட்டலை மற்ற சர்வரில் தான்மா நல்லா வாழ்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஹெல்மெட்லாம் ஹைட் பண்ணுற அளவுக்கு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் மோசம் பண்டல் இருக்குது நம்ம சர்வரில் இருந்தால் மோசம் பண்டலே அடியோடு தூக்கிட்டாங்க ஆனால் பரவாயில்ல இதுலேயாவது வாழ்த்தோம் அப்புறம் வெப்பன் ராயல் வெப்பன் ராயலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விட்டு இருக்கிற அதே சிங்கிள் இது தான் பார்த்திங்கன்னா உள்ள இதுவும் இருக்குது நம்மளது உள்ள சரியாக உள்ளே போய் பார்க்கல ஏன்னா விட்டுட்டேன் அப்புறம் அடடா இது எங்கள் மாமா கிட்டே இருக்கும் ஹேக்கர் மாமா கிட்டே நல்லாயிருக்கும் இது உண்மையிலே இந்த கன் தானா அதே கன் தான் பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அடடா ஸ்கேரு அடடா எம்பி ஃபார்ட்டி இது எம் ஃபோர் ஒன்று MP forty AN nine four M ten UMP இது என்கிட்ட ஃப்ரீயாகவே கொடுத்தது தான் இதுக்கெல்லாம் சொல்கிறேன் மாதிரி ஓகே அப்புறம் இதுனா ஸ்டோன் மாதிரி கொடுத்துக்கிறாங்க இது என்ன ஸ்டோன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் க கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சால் சொல்கிறேன் இதை பற்றி ஒரு வீடியோ போடுறோம் அப்புறம் இந்த சர்வர்லேயும் இதெல்லாம் பழையபடி நமக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருந்த மாதிரி இருக்குது இதுவும் நல்லா தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உல்ஃப் அது பேர் என்ன சரியாக சொல்ல வரலையே ஹாக் ஹாக் கன் அதாவது ஹாக் கன்னோட ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ஸ்டோனு ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு பத்தாததுக்கு ஒரு மேஜிக் கியூப் எங்கே பத்தாததுக்கு ஒரு மேஜிக் கியூப் வேறு கொடுத்துருக்காங்க நல்லா தான் போச்சு ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒர்த்தே இல்லாத அப்படின்னா இது என்ன இது வந்து கிஃப்ட் ஆஃப் லவ் பாக்ஸ் இது லவ் பாக்ஸ் வேஸ்ட்டு தான் ஆனால் தொண்ணூற்றம்பது டைமண்ட் போட்டிருக்காங்க இதுவில் பார்த்தா அட்வான்ஸ் சர்வரில் நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் அட்வான்ஸ் சர்வரில் கரைச்சது இது ஒன்று அதாவது அறுபது ஸ்பின்னுக்கு சுற்றுறோம்னா கொஞ்சம் நல்லா ரேராக இருக்கிற மாதிரியாவது கிடைக்கும் ஒரு எட்நூறு யூனிவர்சல் பேட்ச் தராங்க ஓகே இது வந்து ஒரு மூணு தராங்க அதாவது ஒரு இது இருபது ஒரு பேட்ச் இருபது அப்படின்ற மாதிரி தராங்க அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேஸ்ட்டு நம்ம அப்படியே வந்து ரிவ்யூ பண்ணிட்டு போயிடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஏதோ ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்காங்க அது இந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்தா மூணு ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஒரு இந்த ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்ற மாதிரி அப்புறம் இது வந்து மூணு ஸ்டோனும் ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஆகு இந்த ஸ்கின்னு நான் க்ரீன் ஸ்கின்னு அதுக்கப்புறமா அதே ஒரு ஸ்டோனும் மூணு ப்ளூ பிரிண்ட்டுக்கு வந்து பர்பிள் கலர் அப்புறம் இது வந்து பிளாக் அண்டு கோல்டாக எல்லோவா ரெண்டு கல்லாப்பில் தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு ப்ளூ பிரிண்ட்டு அஞ்சு ஸ்டோனு அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் ஸ்க ரெட் கலருக்கு வந்து மூணு ப்ளூ பிரிண்ட்டு ஏழு ஸ்டோனு நான் இருந்தால் என்ன போகிறேன் என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லெஜண்ட் ஸ்கின் இருக்குது அதனால் இப்போதைக்கு இது தேவையில்லை அடுத்து நம்ம பார்க்கலாம்